ಸಂಸ್ಕೃತ ಇತಿಹಾಸ ನೇತಿಕಿ ಪಡಿಕಾದ ವರ್ಣ ಎನ್ನಿಕೆ ಆರಂಭಿಕ್ರಲ್ಲ ಅದ್ರದ್ದು ಅಜರ್ನಿ ಪಡಿ तृतीयः पाठः संस्कृते इतिहासः इतिहासो नाम इति ह आस एवं हि आसीत् इति पुराकृतस्य इतिहास इति नाम सञ्जातम् सो मूणावद् पाठं संस्कृतस्य इतिहासः संस्कृतेतिहासः ஸோ சம்ஸ்கிருதத்தினுடைய இதிகாசம் இதிகாசம்னாலே what is the meaning of இட்டுங்கிறத முதல் லைன்ல சொல்றார் இதிகாச நாம இதி ஹ ஆச இதி இவ்வாறு ஏவம் பிரகாரேன ஹ இல்லையா ஆச இருந்தது இதிஹாச இப்படிதானே இருந்தது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி இதிஹாசகாங்கிறது ஏவம் ஹி ஆசீத்து இதி இவ்வாறுதான் இருந்தது என்று புராகிருதஸ்ய முன்பு செய்யப்பட்டதனுடைய literature any anything that was written long time ago அதற்கு இதிஹாச இது நாம சஞ்சாதம் தஸ் இட் ஹேப்பன்ட் அப்படிங்கிறது தான் அதனுடைய பெயர் so thus only it happen thus alone it happened yes thus only it happened இது புராகிருதஸ்ய புரா புராகிருதம்னு something that happened long time ago அதற்கு இதிஹாச இது நாம சஞ்சாதம் அப்படிங்கிற பெயர் வந்துருத்தோம் புராதனானாம் புரவிருத்தானாம் ச புனர் புனரவலோகனம் வர்த்தமானாயாக வர்த்திஷ்யமானாயாச்ச சந்ததேः புரோகதே அத்தீ அத்தீவ உபகிருதே புராதனானாம் புறவிற்த்தானாம் புராதனானாம் பழமையானதும் புறவிற்த்தானாம் ஸோ புராதன is something that is old புற விற்த்த தட் விச் ஹேப்பன்டு பிஃபோர் வர்த்ததே ஸோ அதுல அவர்த்தத புறா அவர்த்தத இது புற சம்திங் தட் ஹேப்பன்டு பிஃபோர் அதனுடைய புனர் அவலோகனம் மறுபடியும் பார்ப்பது again looking into things that happened before or that are old அது வந்து வர்த்தமானாயாக வர்த்திஷ்யமானாயாக ச சந்ததேகே புரோகதா அதீவ உபகுருதே இட் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் அதீவ உபகுருதே எதற்குன்னா வர்த்தமானாயாக இப்பொழுது நடக்கின்ற விஷயத்திற்கும் வர்த்திஷ்யமானாயாக uh, நடக்க போகும் விஷயத்திற்கும் சந்ததினா uh, இருக்கின்ற சந்ததி சந்ததி can be descendants So for the descendants who are present today and for those who will appear later, vartishyamanayaha santatehecha purogataha ativa upakurute. What happened before is extremely useful. Hmm? So Puratanana means old. Uh, old. old. And Purata, uh, Puravrittana means... Uh, uh, Something that happened before. Hmm. Apunar Avalokanam. looking at looking at those things which are ancient and those which happened before if you look at it again uh, then um, it will be useful for the next generation ama ஆமா புரோகதௌ so idike enna இதுக்கு na அர்த்தம்னா santatehe purogatau ativa upakurute idu saptami சப்தமி la irukku so it is extremely useful for the this generation and the next generation to move forward புரோகதௌ in uh, முன்னாடி முன் செல்வதற்கு அது மிகவும் உபயோகமாக இருக்கிறது अत एव ऐतिहासिका इति इतिहासग्रन्थान् प्रणयन्ति येन वर्तमानाः समकालिकाः जनाः भविनी वा राष्ट्रियसन्ततिः ऐतिहासिकान् वृत्तान्तान् सत् अ, सतो असतो वा சதஹ அசதஹ வா so சதோ அசதோ வா सतो असतो वा अ, अ, யதா ததம் यथा तथम् अवगच्छेयुः ம். ஆம், ஒரு நிமிஷம் பவினியா பாவினியான்னு பார்த்துடுறேன் பவினி கரெக்ட் தான் ம். நடக்கப் போகின்ற ஒரே நிமிஷம் பவினி ஆக்சுவலி பவினின்னா போயட்டுன்னு அர்த்தம் பாவினியா இருக்கணும் அது மாத்தின்றேன் சரி அதையேவ ஐதிகாசிக்காக இங்க வந்து விசர்க்கம் இருக்கணும் ஆனா அது சந்தியில உங்களுக்கு வந்து லோபமா இருக்கு சரியா சோ ஏ அதையேவ ஆகையினால் ஐதிகாசிக்காக இதிகாசம் புராண கர்த்தா இருக்காளே ஹிஸ்டாரியன்ஸ் ஐதிஹாசிகான ஹிஸ்டாரியன்ஸ் oh, ஹிஸ்டாரியன்ஸ் இதிகாச கிரந்தான பிரணயந்தி தே ரைட் இதிகாச கிரந்தங்களை எழுதுகிறார்கள் பிரணயந்தி ஏன because of which because of writing those history text நமக்கு வர்த்தமான சமகாலிகாக ஜனாக பாவினி வா ராஷ்ட்ரீய சந்ததி either the people who are living in this time சமகாலிகாக வர்த்தமானாக ஜனாக அல்லது பாவினி ராஷ்டிரிய சந்ததிகி ஃபியூச்சர் இந்த இந்த தேசத்தினுடைய ஃபியூச்சர் ஜென்ரேஷன் இருக்கு அவர்கள் ஐதிகாசிகானு விற்த்தானு சதத்த சதக அசதகாவா யதாததம் அவகச்சேயு சத்துன உண்மை அசத்துன பொய் சத்திலிருந்து அசத்திலிருந்தோ யதாததம் உண்மையை அவகச்சேயுகு ஆஸ் இட் ஹேப்பன்ட் இதுதான் உண்மை இதுதான் பொய்ன்னு சொல்றத விட இதுதான் நடந்ததுங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறோம் சோ தே அண்டர்ஸ்டாண்ட் வாட் விருத்தாந்தான் ஆமா the history the stories of ஹிஸ்டரிய வந்து they understand it as is யதாததம் they understand it as is as different from சதஹ which is true or asat which is uh, false so, or um, um, உண்மையோ பொய்யோ என்று பார்க்காமல் சொல்லாமா ஆமா ஆமா உள்ளது உள்ளபடி புரிஞ்சுக்கிறது அவ்வளவுதான் இல்ல சத்து அசத்துங்கிறத வந்து நல்லது கெட்டதுன்னு எடுத்துக்கலாம் அப்படியும் அதை அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் நல்லது கெட்டது பார்க்காமல் உள்ளது உள்ளபடி புரிஞ்சுக்கிறதுங்கிறது maybe better understanding okay So Sataha from uh, as differentiated from good and bad, they understand it as is. அவகச்சேயு அவகச்சேத் அவகச்சேயு வருது அதுல விதிலிங் so one must one it is ஆமா one ought to ought to விதிலிங் விதி விதி ஃபிக்ஷன் இல்லையோ அந்த மாதிரி புரியல என்ன ஃபேக்ட் ஆர் ஃபிக்ஷன் அந்த மாதிரி இல்லையா ஃபேக்ட் ஆர் ஃபிக்ஷனுங்கிறது அதுதான் அதை விட குட் ஆர் பேடுன்னு ரெண்டு விதமாகவும் பார்க்கலாம் ஏன்னா சத்துங்கிறது வந்து என்னன்னா உண்மை பொய்யுக்கும் யூஸ் பண்ணலாம் இல்ல நல்லது கெட்டதுன்னு யூஸ் பண்ணிக்கலாம் without any judgement on it you just understand it as is இப்ப இந்த பவினிக்கும் பாவினிக்கும் என்ன வித்தியாசம் பவினின்னா போயட்னு போட்டிருக்க இதுல டிக்ஷனரியில அதனால பாவினின்னு மாத்தினேன் பாவினினா ஃபியூச்சர்னு Okay, okay. Mm. Mm. Bhavini, I don't even understand that construction. Bhavishyathu வந்து பாவினின்னு போட்டுக்கலாம் பாவினி காலே பாவி அப்படின்னா பவதி இது பாவி குண குணஹ அசி அஸ்தி இது குணி சொல்றோம் அந்த மாதிரி இட்ஸ் ஏதோ ஒரு பிரத்யம் ஒண்ணு வருது அவ்வளவுதான் இந்த ஐதிஹாசிகான்னு போட்டிருக்கு இல்லையா அதை பார்த்த உடனே நீங்க நீங்க லோ பண்ணி தான் புரிஞ்சது it is It is actually plural because I was thinking ah ending I thought was it female historian நினைச்சேன் ஆ புரியல ஓ யா யா யா ஐதிஹாசிகான்னு ஃபீமேல் ஸ்டார் ಇತಿಹಾಸಸ್ಯ ಇದ ಇದಂ ಅದೇ ಅದುವಾ ಮೇಡಮ್ ಅವರು இது ஐதிஹாசிகன்னா இதிஹாசஸ்ய இதம் ஐதிஹாசிகம் ஆமா அந்த ஃபீமேல் ஹிஸ்டாரியன்லாம் வந்து கொரியன் ட்ராமா பாருங்க ஒண்ணு இருக்கு. ததஸ்ட ತತಶ್ಚ இல்லையா அதனால இப்ப என்ன ஆறுது ஸ்வகீயம் ராஷ்டிரியம் வா பிரவர்த்தனம் ஜீவித விதானம் ச சமீச்சீனம் நிரூபயேயு நிரூபயே சமீச்சீனம் நிரூபயேயு இட்ஸ் வெரி கிளியர்லி அண்டர்ஸ்டுட் நிரூபயத்தின்னா it is possible one can easily determine very clearly இந்த தன்னுடைய பிரவர்த்தனம் ஸ்வகீயம் பிரவர்த்தனம் அவர் ஓன் ஆக்ஷன்ஸ் ராஷ்டிரியம் பிரவர்த்தனம் கண்ட்ரியினுடைய ஆக்ஷன்ஸ் ஆர் போக்கு நம்மளுடைய போக்கு எப்படி இருக்கு கண்ட்ரியினுடைய போக்கு எப்படி இருக்கு ஜீவித விதானம் இந்த லைஃபினுடைய ஒரு ஒரு சிஸ்டம் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியும் போக்குங்கிறது ஆஹ் இல்ல நிரூபை இதேதான் அவகச்சே யுகு மாதிரியே தான் வந்து நிரூபையே யுகு everybody can or the historians can do it it, it ought to be oh, okay okay uh, okay. the the the ama so the historians Swakiyam Pravartanam Jivita aitihasikaha स्वकीयं राष्ट्रीयं They would definitely or uh, they they they can, they are able to uh, uh, distinguish or or varnike வர்ணிக்க முடியறது அவளால explain எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு Uh, so historians can explain really well என்னது நம்மளுடைய போக்கு பிரவர்த்தனம்னா why we are behaving in such a manner ஒரு சோஷியோ சோஷியல் இது மாதிரி சோஷியாலஜியில படிக்கிறா இல்லையா அந்த மாதிரி புரிஞ்சுக்க முடியறதுங்கிறார் சொல்லுங்க லதா இல்ல இந்த நிரூபயோகோ இது வந்து ப்ளூரல்ல இருக்கா ஆமா நிரூப நிரூப நிரூபயேதாம் இது இந்த சென்டென்ஸ்ல இல்லையே காணுமே அதுதான் சொன்னேன் ஐதிஹாசிக்கான முந்தின சென்டென்ஸ்ல இருக்கிற அஹ், கர்த்தாவை இங்க எடுத்துக்கணும்னு சொன்னேன் ஓ ம், ஓகே ம், ம், ம். ம்? ஆமா மேல एवं रीत्या इतिहासस्य अध्येयकोटि कोर्सस् ஆமா अध्येयकोटि कोर्सस् अत्यन्त प्रामुख्य उपेतं विलक्षणस्थानं परिकल् परिकल्पितम् अस्ति ம் ஸோ hmm. இது ஒரு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்டோ செகண்டோ ஏவம் ரீத்தியா இதிகாசிய அத்தியேய கோட்டி இந்த ஹிஸ்டரி வந்து அத்தியேய கோட்டினா ஹிஸ்டாரி ஹிஸ்டரி கோர்சஸ்ல இத இந்த இத்திஹாசத்தை படிக்கிறதுங்கிறது அத்தியந்த பிராமுக்கிய உபேதம் இட் இஸ் um, ஒரு ஒரு மிக பிரமு பிராமுக்கியம்ங்கிறச்சு இம்பார்ட்டன்ஸ் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸோட கூடினதாக விலக்ஷண ஸ்தானம் ஒரு மாறுதலான ஒரு ஸ்தானத்தை பரிகல்பித்தம் அஸ்தி அதற்கு ஒரு ஏற்பட்டதாக இருக்கிறது எதற்கு இதிகாசசிய அத்தியாய கோட்டி okay So, itihasas evam in this manner, itihasasya adhyaya koti parikalpitam asti. The, the course of history uh, in history has been uh, established like this, parikalpitam. It has been created in this manner, which is very different. Vilakshana parikalpitam. It is it has got a very different position and atyanta pramukhya upetam. It also has a great importance. So, விலக்ஷன் ஸ்தான்ல ஸ்பெஷல் பொசிஷன் சொல்லலாமா இப்படி சொல்லலாம் ஆமா ம், ம். it uh, has a special position and it also has a very important it has great importance prominent prominent ah, prominence ma'am அந்த அத்தியேய உபேதம் கோட்டி உபேதம்னா இட் கோட்னோட அர்த்தம் தான் it ah, upetam it is with sahitam சகிதம் ம், அத்தியந்த பிராமுக்கிய சகிதம் மிகுந்த ஒரு பிராமுக்கியத்துடன் கூடினதாக இருக்கும் விலக்ஷண ஸ்தானம் ஒரு விசேஷமான ஒரு இடத்தை இடமானது அது வகிக்கிறது அந்த அத்தியேய கோட்டி கோர்ஸுங்கிறது வகிக்கிறது பரிகல்பிதம் என்ன அர்த்தம் சொன்னேன் sorry it it is been created ஓ கல்பிதம் ஓகே அத்தியய கோட்டின்னு என்ன ஏதோ கேட்ட இல்லையா அதான் அந்த வேர்டு என்ன அது கோட்டினா குரோர் அந்த கோட்டி கோட்டி குரோர் இல்ல கோட்டிங்கிறச்சு வந்து ஒரு கோட்டிங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு கோட்டினா கார்னர்னு ஒரு அர்த்தம் இருக்கு லிஸ்ட்னு ஒரு அர்த்தம் இருக்கு so I am assuming he is using the word list here to mean அத்தியய கோட்டி அதுதான் கோர்ஸ்ங்கிறது why it should be used as a word for கோர்ஸ்ங்கிறது கேக்குறேன் So Koti can mean a list. நான் கோ போட்டான்னு நினைச்சேன் <laughs> வேற யாராவது படிக்கிறீங்களா இரு நீங்க படிங்க ரமணி படிக்கிறீங்களா ஓகே யூ டிடன்ட் yesterday தேச தேச விதேசானாம் தத்ர तत्रत्य रूप तत्र त्यजन ल सो तत्रत्य जन मनस्वरूप स्वभावानाम् ओके तत्रत्य जनमनस्वरूप स्वभावानां तत्र तत्र तैस्तैः जनैः व्यवह्रियमाणानां विविधानां आदिनां ஆதீனாம் அந்நேஷாம் விஷயானாம் ச இத்திஹாசாக ஐயோ அவ்வளோ பிரிசன்ஸ் கவிவிதி பண்டிதைஹி ஸ்ரே பண்டிதை பண்டித ஐதிஹாசைகி ஐதிஹாசிகாக ஐதிஹாசிகா பகுஷோ விலிகிதா விலசந்தியதுனா விலசந்தியதுனா சரி இது ஒன்னொன்னா பிரிச்சுண்டு வருவோம் முதல்ல தேச விதேசான முதல்ல வந்து இங்க பின்னாடில இருந்து போலாம் பகுஷா விலி ஐதிஹாசிக்காக பகுஷா விலிகிதாக விலசந்தி அதுனா சோ அதுனா இப்பொழுதும் பகுஷா பலவிதமான ஐதிஹாசிக்காக ஹிஸ்டரி புக்ஸ் உங்களுக்கு விலிகிதாக விலசந்தி எழுதப்பட்டவைகளாக விளங்குகின்றன well, Likita, Villikita, okay. Uh, so those, it, it, it uh, uh, there are many books, history books, which are seen as written, as being written. சரியா இப்ப என்ன தேச விதேசானாம் புக்ஸ்ங்கிறது அங்க வருது இல்லையே ரிட்டன் வருது ஐதிஹாசிகாகங்கிறத வந்து கிரந்தாகான்னு எடுத்துக்கணும் இல்ல இதிஹாசாக ஐதிஹாசிகாக வா லிఖிதாக ஓகே என்ன முன்னாடி ஐதிகாசிக்கான ஹிஸ்டோரியன்ஸ் நீங்க சொன்னதுனால இல்லனா இந்த இடத்துல வந்து ஐதிகாசிகைஹி விலிக்கிதாக இருக்கலாம் ஒரு நிமிஷம் புக் பாருங்க இஃப் இட் இஸ் ஐதிகாசிகைஹி then we will change it to that ah okay ஐதிகாசிகைஹி ஐதிகாசிகைஹின்னு இருக்கு கரெக்ட் அப்போ குட் அப்போ இதிஹாசாக பகுஷா விலிக்கிதாக சி ஐடி இது கான்டெக்சுவலா நான் வந்து கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டேன் அது வந்து பிரதம விபக்தியில இருக்கிறதுனால இதிகாசசிய இதம்ங்கிறச்சு கிரந்தம்னு எடுத்துட்டேன் அவ்வளவுதான் இந்த இடத்துல ஆனா ஹிஸ்டாரியன்ஸ் தான் சோ தேச விதேசானாம் தத்ரத்திய ஜன மன ஸ்வரூப ஸ்வபாவானாம் தத்ர தத்ர சோ தேச விதேசானாம் தேசங்களிலும் பல விதேசங்களிலும் local and foreign international national and இன்டர்நேஷனல்ல இருக்கக்கூடிய தத்ரத்திய ஜன அங்கு இருக்கக்கூடிய ஜனங்கள் அவர்களுடைய மனஸ்வரூப ஸ்வபாவ மனதனுடைய ஒரு ஸ்வரூபம் and their nature so the mind and their natural behaviour அத ஸ்வபாவம்னு எடுத்துக்கலாம் இவைகளினுடைய மேலும் தத்திர தத்திர அங்கங்கு தைஸ்தைஹி ஜனைஹி வியவஹ்ரியமானாம் விவிதானாம் பாஷாணாம் by the uh, and uh, the languages different languages that are being spoken by the uh, people who are living in those places so அந்தந்த தேச விதேசங்களில் அந்த ஜனங்களினுடைய மனஸ்வரூபம் ஸ்வபாவங்கள் அதுக்கப்புறம் அங்கங்க இருக்கக்கூடிய ஜனங்களினால் வியவஹ்ரியமான நாம் பேசப்படுகின்ற விதிதானாம் பலவிதமான பாஷானாம் பாஷைகளினுடைய இதிகாசாகான்னு போய் கனெக்ட் ஆகணும் சோ ஒவ்வொன்னும் இந்த ஷஷ்டி விபக்தியில இருக்கிறது எல்லாமே இதிகாசத்தோட கனெக்ட் பண்ணிக்கோங்க தேச விதேசானாம் இதிகாசாக தேச நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் ஹிஸ்டரி அதுக்கப்புறம் தத்திரத்திய ஜன மனஸ்வரூப ஸ்வபாவானாம் இதிகாசாக how people have lived how their mind has change over years centuries அப்படிங்கிறத பத்தின ஒரு ஹிஸ்டரி அதுக்கப்புறம் தத்திர தத்திர தைஸ்தைஹி ஜனைஹி விவகரிமானாம் விவிதானாம் பாஷானாம் இதிகாசாக So the la- history of the languages that are being spoken by the people who are living in those places. Evam adinam anyesham vishayanam cha itihasanam. So not only about the s- this, uh, uh, place, the people, their mind, their language, இது மாத்திரம் இல்லாமல் other things also. அன் ஏவம் ஆதீனாம் அந்நேஷாம் விஷயாணாம் ச இதிஹாசாக history of other things like language etcetera கவிபிः பண்டிதைः ஐதிஹாசிகைः बहुशः விலிகிதாः சந்தி poets scholars and historians have written ஏன்னா poetsனு எடுத்துட்டோம்னா காளிதாசன் பண்டிதன் எடுத்துட்டோம்னா இதுல எல்லாம் இப்ப சாஸ்திரத்துல மென்ஷன் பண்றச்சே நிறைய பேர் வந்து எழுதியிருப்பா அதுல க- க- இப்ப அலங்கார சாஸ்திரம் எழுதும் பொழுது இந்த தேசத்துல இருக்கிறவா இப்படி பேசுறா அப்படின்னு எல்லாம் தே மேட் நோட்ஸ் அப்புறம் இப்ப ஹிஸ்டாரியன்ஸ் எடுத்துட்டோம்னா ராஜதரங்கிணி மாதிரி டெக்ஸ்டோ இல்ல பாணனோட ஹர்ஷ சரித்தம் எடுத்துட்டோம்னா தேர் ஹிஸ்டரி uh, uh, காவியங்கள் ஆனா their historians they have made notes of Kashmir kings சில பேர் சில பேர் ஹர்ஷனோட இது சொல்லியிருக்கா சில பேர் மத்த ராஜாக்களோட ஹிஸ்டரியும் நோட் பண்ணிருக்கா சரியா மீன்ஸ் ஸ்பீச்சா being spoken being spoken because நான் நினைச்சேன் அது வந்து டிஃப்ரெண்ட் ஆக்குபேஷன்ஸ் நினைச்சேன் விவகாரஹா சோ விவகாரனா ரெண்டு மீனிங் ஒண்ணு விவகாரஹானா பிசினஸ்னு அர்த்தம் இன்னொன்னு விவகாரஹானா பேச்சுன்னு அர்த்தம் ஓகே வியாகரதி பேசுகிறான் அதுக்கப்புறம் வியவஹ்ரியமானங்கிறச்சு வியவஹ்ரியதே இட் இஸ் பீயிங் ஸ்போக்கன் ஒரு குவிக்கா அதுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா அது வந்து கர்மணி பிரயோகத்துல இருக்கு உங்களுக்கு சரியா சோ சஹா லெட்ஸ் சே காவ்யம் வியாகரதி ம். அவன் காவியத்தை சொல்கிறான் சொல்கிறான் ஓகே ஆ, இத கர்மணி பிரயோகத்துல கதை இட்ஸ் லைக் கதை कथयति या सो तेन काव्यं व्यवह्रियते அவனால் காவியம் சொல்லப்படுகிறது கர்மணி பிரயோகம் Okay. சோ த poem that he is saying is beautiful அப்படின்னு சொல்லணும்னா தேன வியவஹ்ரியமானம் ஏன்னா தே இருக்கும் இல்லையோ அதனால ஆத்மனை பதத்துக்கு உங்களுக்கு ஷானச் பிரத்யம் வரணும் வியவஹ்ரியமானம் காவியம் அதீவ சுந்தரம் இல்லைன்னா பகு So the uh, poem poem uh, spoken by him is beautiful. அதேதான் இங்கேயும் இப்ப என்ன ஆறுது உங்களுக்கு வியவஹ்ரியமானா பாஷான்னு வருது இல்லையா தைஹி ஜனைஹி ப்ளூரல்ல இருக்கு தைஹி ஜனைஹி வியவஹ்ரியமானாம் பாஷாணாம் இதிஹாசா பேசப்பட்டவா ஆ பேசப்பட்ட various languages spoken by them by those Spoke, yeah the the history of the languages being spoken by those இது oh, the people so, இது, of the, இது வந்து விவகரியமானங்கிறது ஷஷ்டி விபக்தியில இருக்கு பாஷா நாமங்கிறதுக்கு அப்ஜெக்டிவா uh, ஆதிநாம் எங்க ஒரு ஆதிநாம் இஸ் இல்ல இல்ல எக்ஸெட்ரான்னு அர்த்தம் ஓ ஆதி இத்தியாதி ஓகே நியூ வெர்ஷன் புக்ல version few words are missing in this very sentence very sentence அப்படியா uh, just just a point to note நீங்க யாராவது இந்த டெக்ஸ்ட் புக் ஃபாலோ பண்றீங்கன்னா I mean words are also for example இல்ல அந்த இல்ல இதிகாசாக அந்த அந்த ஒரு இல்ல ஓ இல்லன்னா எதுன்னே புரியாது நமக்கு இல்ல இந்த டெக்ஸ்ட்ல எங்க எங்க பிரிண்ட் தெரியல நான் இது வந்து நான் என்னோட வெர்ஷனையும் எயிட்டி த்ரீ புது வெர்ஷனையும் வெச்சிண்டு நான் அதை வந்து எழுதியிருக்கேன் டைப் <laughs> பண்ணிட்டேன் சொல்லுங்க ओके तत्र संस्कृतभाषायाः इतिहासोम् इतिहासः अ, इ- इतिहासम् என்ன இல்ல பண்றீங்க? இதிகாசா மகத்தரம் इतिहासः महत्तरञ्च अ, ந சேத்து चेत् चेत् ओ चेत् न चेत् महत्तम् एव अ, वा स्थानम् अधिगतो अस्ति தத்ர தத்ரங்கிறச்சு தேஷு இத்திஹாசேஷு ஏன்னா பலவிதமான பாஷைகள்னு சொல்லிட்டாரோ இல்லையோ இப்ப நம்ம we have to bring it to Samskritam Prakritam அதுதானே நமக்கு சோ அதனால in all the histories that have been written தத்ர அமங் தோஸ் இதிஹாசஸ் சம்ஸ்கிருத பாஷாயாக இதிஹாசः the history of Samskritam language மகத்தரம் ந இஃப் நாட் கிரேட்டர் பட் மகத்தமம் ஏவ ஸ்தானம் இட்ஸ் த கிரேட்டஸ்ட் ஸ்தானம் அதிகதः அஸ்தி இட் ஹஸ் அட்டைன்ட் ஏ ஸ்தானம் a position which is the greatest if not greater not greatest அது ஆக்சுவலி ஆப்போசிட்டா போட்டிருக்காரு மகத்தரம் நச்சேது மகத்தமம் ஏவவா அப்படின்னு கிரேட்டர் இல்லைன்னா கிரேட்டஸ்ட்னே சொல்லிவிடலாமே அப்படின்னு अधिगतः न अस्ति so the history has attained a position अधिगतः लब्धः समस्ते समस्ते न तादृशी काचित् भाषो उपलभ्यते भाषा भाषाः भाषा उपलभ्यते भाषा उपलभ्यते या संस्कृतादपि संस्कृतादपि पुरातनी स्थितिं अ, प्रशस्तिं च प्राप्ता स्यात् ம். புராதனீம் ஸ்திதிம் பிரசஸ்திம் ச பிராப்தா சியாத் சோ இது புரியுறதோ இல்லையோ சமஸ்தே பூமண்டலே இந்த என்டையர் வேர்ல்ட் ம், ம். தாத்ரிஷி காச்சித் பாஷா ந உபலபியதே நாவ பார்த்தோம்னாலே முதல்ல அதை தூக்கி வர்போட போட்டுக்கணும் there is no language we do not get any language any such language தாத்ரிஷி காச்சித்து பாஷா இவ்வாறு ஒரு ஒரு பாஷையானது கிடைக்க பெறவில்லை எது யா சம்ஸ்கிருதாதபி புராதனீம் ஸ்திதிம் பிரசஸ்திஞ்ச பிராப்தா சியாது தட் குட் ஹெவ் அட்டெயின்ட் பிராப்தா சியாது சம்ஸ்கிருதத்தை காட்டிலும் பழமையான ஒரு நிலைமையையோ பிரசஸ்திஞ்ச ஒரு புகழையோ அடைய பெற்றது என்று வேறு ஒரு பாஷை இவ்வாறு கிடையாது சம்ஸ்கிருதத்தை போல் இருக்கு இருக்கு டெஃபினட்டா நம்மளாம் வந்து தமிழ் கட்சி தான் எல்லாம் அதே ஈக்குவல் அங்க இதே இதுல இந்த சேவா இதுலயும் லெசன்லயும் போட்டிருந்தா இதே சென்டென்ஸ் தான் இருந்தது அதே ஆமா எங்க போட்டிருந்தா முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லெசன் போயிட்ரியில இருந்தது இந்த பிராப்தா சாதனா அந்த யூசேஜ் பிராப்தா அடைய பெற்றதாக இருக்கக்கூடும் சோ சோ பாஷா பிராப்தா பாஷா பிராப்தா சியாத் அது it could have attain such a position அப்படின்னு நம்மளால வந்து வேற எந்த ஒரு பாஷைக்கும் சொல்ல முடியாது பிராப்தாங்கிறது கதப்பிரத்தியம் இல்லையா சோ பிராப்தாங்கிறச்சு அடை அடைந்து அடைஞ்சுடுத்து அடைந்திருக்க கூடும்னு நம்ம வந்து we are supposing a possibility for its attainment there I mean it ought to have attained தானே இதுதானே வரும் இல்லையா mm, அதாவது யா సంస్కృతాదపి పురాతనీం స్థితిం ప్రశస్తించ ప్రాప్తా స్యాత్ తాదృశీ భాషా న ఉపలభ్యతే we do not So, have Syatna may such have attained இல்லையோ may have attained uh, இல்லையோ may have attained yeah which could have attained which may have attained may have attained oh okay. Good சொல்லக்கூடாது ஆ, சரி கேப்பபிலிட்டி வந்துடுறது அந்த இடத்துல Okay, that's what I was thinking. Okay அத்தः अतः संस्कृते इतिहासः विश्वे इतिहासमालायां Hmm. मध्यमणि मध्यमणि अन्ये अन्य இல்ல நியாயேன மத்தியமணி நியாயேன न्यायेन नायकायते அத்த ஆகையினால் சம்ஸ்கிருத இதிகாசா சம்ஸ்கிருதத்தினுடைய இதிகாசம் history the history of Sanskrit வந்து விஸ்வ இத்திஹாச மாலாயம் if we take a garland of the entire world's history விஸ்வ விஸ்வத்தினுடைய இத்திஹாசம் அதுதான் மாலா அந்த மாலையில் மத்தியமணி நியாயன இதுதான் நடு பதக்கம் மாதிரி நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஒரு பெண்டன்ட் மாதிரி சம்ஸ்கிருதத்தினுடைய இதிகாசம் வந்து நாயகாயத்தை நாயகாயத்தைன்னா நாயக்க ஈவ ஆச்சரத்தை அப்படின்னா ஒரு ஒரு ஹீரோ மாதிரி இருக்கா இந்த சம்ஸ்கிருத இதிகாசம்ங்கிறது லாங்குவேஜ் நல்லா இருக்கு லாங்குவேஜ் ரசிச்சுட்டு போங்க கண்டென்ட் ஓட்டு you don't need to. That's I mean, true. whether it is Tamil or Sanskrit, all these things, they're all languages, Alana. இருக்கு டெஃபினெட்லி இருக்கு but what we we are because we are studying Sanskrit literature there is always that இது இல்லையா that you have to put forth your Mm. Content Mm. On a pedestal அதனால சரியா நெக்ஸ்ட் லதா படிக்கிறீங்களா संस्कृत विभागः ம் मानवभावप्रकाशनार्थं सम समुद्गतानां भाषाणाम् अपेक्षाकृतं सार्व सार्वत्रिकं सार्वकलिकं च कालिकं। प्रतिपा- Kali- आ, सार्वकालिकं च प्रतिपादनसामर्थ्यं व्यवस्थापयितुं Oh, व्याकरणात्मसंस्कारः अ, प्रप्रथमं जगति यत् यस्याः कस्याचित् भाषायाः कृतः स्यात् तर्हि सा काण्या சம்ஸ்கிருதா திருதே பவித்தும் அர்ஹதி सा का अन्या संस्कृतात् ऋते भवितुम् अर्हति சம்ஸ்கிருதத்தை காட்டிலும் ஸோ அதர் தேன் சம்ஸ்கிருதம் கா அந்யா வேறு எந்த பாஷை வாட் அதர் லாங்குவேஜ் பவித்தும் அருகதி கேன் இட் பி அப்படின்னு கேட்கிறார் அது என்ன அப்படின்னா எதி ஒன்னொன்னா போவோம் சோ மாணவ பாவ பிரகாசனார்த்தம் சமுகதானாம் பாஷாணாம் அபேக்ஷா கிருதம் अपेक्षाकृतं सार्वत्रिकं सार्वकालिकं च प्रतिपादनसामर्थ्यं व्यवस्थापयितुं व्याकरणात्मकसंस्कारः प्रप्रथमं जगति यदि यस्याः कस्याश्चित् भाषायाः சரி ம். ஏதாவது ஒரு So, so, Arati, I'm just wondering, in Ah. modern Sanskrit, if there is Hmm. such a thing uh, in usage, are these uh, sentences being cut down, or this uh, old style, or what is the situation? No, this is a very uh, old ஸ்டைல்னு uh, சொல்ல மாட்டேன் இட்ஸ் ஒரு ப்ரௌட பாஷைன்னு வச்சுக்கோங்களேன் it's a very mature type of writing language இன்னைக்கு வந்து நிறைய பேர் they they are cutting down and simplifying and writing things in the sense this style of understanding and the style of writing is completely gone இங்கிலீஷ்லயும் இன் எவ்ரி லிட்டரேச்சர் அந்த காலத்துல 200 years ago he wrote i mean that evolved significantly oh. right this one இப்போ இதுவும் இந்த லாங்குவேஜும் நீங்க பார்த்தேன்னா இஸ் அ ஃபார்ட்டி கூட இல்ல இன்னும் மேல உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து சிக்ஸ்டீஸ்ல எழுதின லாங்குவேஜ் இது சிக்ஸ்டீஸ் நைன்டீன் சிக்ஸ்டீஸ்ல எழுதினது it is still old which one do you prefer சூத்திரம் மாதிரி எழுதுறது பெட்டரா இல்ல இப்படி எழுதுறது சூத்திரம் இல்ல it can be short sentences like business sentences not long literature correct இன்னைக்கு வேர்ல்ட் ஓவர் உங்களுக்கு வந்து literature has become simplified yeah. every literature they they are going from complex to simplification innike yeah even true. computer language for that matter even they are aiming at simplicity here in fact ultimately is twitter Ah, amma. <laughs> Uh, nobody has the patience to even read emails nowadays, yeah. let alone letters. So uh, we are not, uh, this is not addressed to that. We are trying to, again, we are looking at history here. Yeah. Hmm. சரி வியாக்கரணாத்மகா சம்ஸ்காரா பிரப்பிரதமம் ஜகதி எஸ்யாஹ் கஸ்யாச்சித் கிருதா சியாத் இஃப் ஏதோ ஒரு பாஷைக்கு வந்து நமக்கு ஏதோ ஒரு பாஷைக்கு நமக்கு வந்து ஒரு வியாக்கரணம்ங்கிறது பண்ணிருக்குன்னா see if grammar has been made for any language then சம்ஸ்கிருதத்தை காட்டிலும் வேற எதுக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் இது வியாக்கரணம் கிடையாது grammar is completely not present இல்லையா ஃபார் எனி அதர் லாங்குவேஜ் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டா ஒரு well formulated grammar has been done only for Sanskrit first so ஜகதி பிரப்பிரதமம் அது வந்து ஒரு விதத்துல it is anyway it's true because even linguist like சாம்ஸ்கியா இருக்கட்டும் இவாளா இருக்கட்டும் they look it Panini's grammar as a base for their linguistics அந்த லேங் இது டெவலப் பண்ணதுக்கே அந்த ஒரு ஸ்ட்ரீமை டெவலப் பண்ணதுக்கே ஓகே ஸோ வியாக்கரணாத்மகா சம்ஸ்காரா இந்த வியாக்கரணம் எனும் ஒரு சம்ஸ்காரா ஒரு பரிஷ்காரம் that is an let's it's not an ornament or anything an embellishment வியாக்கரணம் கிராமர் प्रप्रथमं फस्ट् फस्ट् जगति इन् द वर्ल्ड् यस्याः कस्याश्चित् भाषायाः कृतः यदि if it has been created, if it may have been created for any language, then sa ka samskritat rite ka anya bhavitum arhati. So what other language could it be other than Sanskritam? It was created only for Sanskritam. நம்ம இப்ப இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இந்த வியாக்கரணம்ங்கிறது எதுக்காக வந்ததுங்கிறத உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்றாரு okay why did this grammar even come about in the beginning so மாணவ பாவ பிரகாசனார்த்தம் சமுத்கதானாம் பாஷாணாம் அபேக்ஷாக்கிருதம் பிரதிபாதன சாமர்த்தியம் வியவஸ்தாபயித்தும் in order to establish something that is that is there in the mind of the people so manava bhava prakashanartham in order to illuminate the uh, uh, emotions that are there in the mind மனுஷியனுடைய பாவங்களை பிரகாசப்படுத்துவதற்காக சமுத்கதானாம் பாஷானாம் வெளிவந்த bhashaigal இருக்கின்றன அந்த பாஷைகளினுடைய ஒரு பிரதிபாதன சாமர்த்தியம் வெளிப்படுத்துகின்ற ஒரு சாமர்த்தியத்தை நிலை நாட்டுவதற்காக in order to establish that uh, communication properly ஒரு கனாபினான்னு இருக்கக்கூடாது அது வந்து ஒரு ஒரு ஒப்புதல் இருக்கணும் எல்லாரோடையும் அண்ட் அதுல வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணுங்கிறது தான் வியவஸ்தாபயத்தும்னா in order to emphasise on the structure of communication அது வந்து எல்லா பாஷைகளை காட்டிலும் இதுலதான் இருக்கு அப்படிங்கறத சொல்றேன் ஓகே சோ மா தமிழ்ல ஒரு தடவை ஃபுல்லா சொல்லிடுறேன் அப்புறம் இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னு பார்ப்போம் மாணவ பாஷ பிரகாசனார்த்தம் மாணவர்களினுடைய பாவ மனதில் இருக்கக்கூடிய பாவத்தை பிரகாசனார்த்தம் வெளிப்படுத்துவதற்காக சமுத்கதானாம் பாஷானாம் வெளிவந்த பாஷைகளினுடைய அபேக்ஷா கிருத்தம் எதிர்பார்ப்புக்கு ஏத்தா மாதிரி சார்வத்ரிகம் எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ற மாதிரி எல்லா இடத்துலயும் ஒப்புவதற்கு ஒப்பு ஒப்புக்கொள்ளும்படியாக இருக்கும் சார்வ காலிகம் எல்லா காலத்திலும் சரிபட்டு வரா மாதிரி இருக்கும் பிரதிபாதன சாமர்த்தியம் வெளிப்படுத்தும் ஒரு ஒரு முறை கேப்பபிலிட்டி அதை வியவஸ்தாபயத்தும் ஸ்தாபனம் செய்வதற்காக வியாக்கரணம்ங்கிறது நமக்கு தேவை அந்த வியாக்கரணம் வேற எந்த பாஷைக்கு பண்ணியிருந்தாலும் சம்ஸ்கிருதத்துக்கு தவிர வேற எதுக்குமே முதல்ல வரல அப்படிங்கறத சொல்றாரு சமுத்கதானா means to to go out to come out so the languages okay the languages which emanated in order to illumine the mind of the men and the languages or the communicating capability of the languages which is hmm. expected by people apeksha kritam as in when there is an expectation for a certain word there is a communication that happens for that particular word apeksha kritam pratipadana samarthyam sarvatrikam pratipadana samarthyam so in order to be communicate communicable everywhere எல்லா இடத்துலயும் நமக்கு வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு சௌரியமா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை kondu வரதுக்கு and that which is applicable in all times so annikirunda grammar innikku relevant illa nu nammalaala solla mudiyilla the grammar that was written in 5th BC or 500 BC or whatever the time may be is still relevant to the language that is being written today. No matter what, even if it is the spoken Sanskrit or even if it is the simplified, oversimplified Sanskrit, the grammar still applies. Adanala sarvakalikam. Sarvakale bhavam sarvakalikam. Sarvatra bhavam sarvatrikam. That which is present every time, everywhere. That which is present every time. Okay. Every time. All times. Uh, அந்த மாதிரி வியாக்கரணம் வியாக்கரணாத்மக சம்ஸ்காரம் சம்ஸ்காரம் an embellishment which is of the form of grammar oh embellishment i thought it was set of rules samskara rules ritual இல்லையா இல்லையா ஆமா அது வேற சம்ஸ்காரங்கள்ங்கிறது அது வந்து டெக்னிக்கல் டேர்ம் யூஸ்ட் இன் தர்மசாஸ்திரம் ஓ ஓகே சோ இங்க வந்து யூஸ் பண்ணுவோம் யா நம்மளே இப்ப வந்து கிராமட்டிக்கல் ரூல்ஸ்னு சொல்லலாம் ரூல்ஸ் சொல்லிக்கலாம் ஆனா இந்த இடத்துல வந்து சம்ஸ்காரகான்னா என்னன்னா இப்ப நம்மளே வந்து சம்ஸ்கிரியதே ஆத்மானம் அப்படின்னா I clean up well no I I just சம்ஸ்காரம் பண்றது சம்ஸ்கரணம் பண்ணாமல் இருக்கிறதுன்னா வந்து தலைவாரிக்காத இது பண்ணிக்காத அந்த மாதிரி இருக்கிறதுங்கிறது அசம்ஸ்கிருதா தேகா സംസ്കൃത ദേഹമാണ് അഴകുപെടുത്തുന്നത് ചൊല്ലാം ഒരു ഐ മീൻ ലൂസ്ലി ഒരു വ്യാകരണ കൾച്ചർ கல்ச்சருங்கிற வேர்டுக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கே நமக்கு கல்ச்சர்னா இட் இன்க்ளூட்ஸ் நடை உடை பாவனை எல்லாமே அதுல இன்க்ளூடட் வியாக்கரணத்தை பொறுத்த வரைக்கும் தட்ஸ் வாட் ஐ ஐ மீன் சொல்லிக்கலாம் அதாவது I mean what I mean is the culture of giving importance to the grammar which அந்த மாதிரி வராது அந்த மாதிரி culture of giving importance to கிராமருங்கிறது இந்த வேர்டுல இருந்து உங்களுக்கு கன்வே ஆகாது ஆமா வியாக்கரணம்ங்கிற ஒரு ஒரு சம்ஸ்காரம்னு சரி அது வேணா நீங்க சொல்ற ட்ரெடிஷன் எடுத்துக்கலாம் the tradition of grammar if it came about first for any language அது வந்து சம்ஸ்கிருதத்தை காட்டிலும் வேற எதுக்குமே இல்ல ஸோ நீங்க எக்ஸாம்பிள் சொல்லும்போது ஐ வாஸ் திங்கிங் சம்ஸ்காரக means uh, you said beautification. Could it also be like Yes. purification? பியூரிஃபிகேஷனும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு எஸ் சரி. இருக்கு because it language is purified by grammar Ah, that's what I said. Okay. சரியா ஆ இன்னும் ஒரு லைன் படிங்க हा, एवं सम्प्रवृद्धस्य संस्कृतवाङ्मयस्य द्वे रूपे प्रख्याते स्तः ம் ஏவம் சம்பிரவருத்தசிய சம்ஸ்கிருத வாங்மயசிய இவ்வாறு சம்பிரவருத்தம்னா ஆரம்பிக்கப்பட்ட இவ்வாறு இருக்கக்கூடிய சம்ஸ்கிருத வாங்மயத்திற்கு இரண்டு ரூபங்கள் பிரக்யாதே பிரசித்தமாக ஸ்தக இருக்கின்றன so there are two forms which are very famous for Samskritam that has proceeded in this manner that is that which is been purified by grammar வாங்மயம்னா வாக்கு வாங்மயம் வாக்கு ஆ, ஸ்வரூபமாக வந்திருக்கேன் இருக்கக்கூடியது You, it has come before, yeah. ம். லிட்ரேச்சர்னு எடுத்துக்கணுமா ஆ லிட்ரேச்சர் எஸ் प्राचीननवीनभेदेन अ, प्रवृत्त्योस्तस्योः तयोः அயோஹோ अ, प्रथमं वैदिकश्चेत् अ, द्वितीयं लौकिकं भवति வைதிகம் वैदिकं பிராச்சீன நவீன பேதேன பிரவருத்தையோகோ தயோகோ தயோகோ ரூபயோகோ அத இங்க போட்டுக்கோங்க பிராச்சீன நவீன பழமை புதுமை என்ற பிரிவினை கொண்டு பிரவருத்தையோகோ ஆரம்பித்த தயோகோ அவ்விரு உருவங்களுக்கும் பிரதமம் முதலில் வைதிகம் என்றால் வைதிகம் செய்து த்விதீயம் இரண்டாவது லௌகிகம் பவதி yeah this one we formation you explained before correct valmiki vyasaha சொன்னேன் செகண்ட் போதினிலேயே இந்த யூசேஜ் வந்தது இந்த பிராச்சீன நவீன பேதேன பிரவருத்தையோகோ டூ ஃபார்ம்ஸ் விச் டெவலப்ட் இந்த with difference of old new அதுல யூ ஹாவ் வைதிகம் literature Vedic literature and modern literature லௌகிகம் லிட்ரேச்சர் லௌகிகம்னா லோகே பவம் மாடர்ன்னு சொல்ல முடியாது அதாவது of the world classical world classical literature and Vedic literature oh லௌகிக்கல் கிளாசிக்கல் நாட் கொலோக்கியல் ம் இல்ல இல்ல கொலோக்கியல் இல்ல கிளாசிக்கல் லிட்ரேச்சர் ஓகே நிறுத்திக்கலாம் அதோட